is in heaven. Hallowed be your name. Your kingdom come, your will be done, on earth as it is in heaven. Give us this day our daily bread, and forgive us our trespasses, as we forgive those who trespass against us. And lead us not into temptation, but deliver us from evil. يماشى اليهود وكل ساكن القدس Bashkalam Shika Kwayesh! את המופתים בשמיים ובארץ הטוץ. Bashkalam Shika Kwayesh! את המופתים בשמיים ובארץ הטוץ. அனைவருக்கும் வணக்கம் ஆண்டனிஸ் வாய்ஸ் இணையதள ஊடக நண்பர்களே அன்பர்களே அன்பு குழந்தைகளே அருமை பெற்றோர்களே தாய்மார்களே உறவுகளே அனைவருக்கும் கோஸ்தே பெருவிழாவின் வாழ்த்துக்களை பெருமகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அருமையான நாள் இன்று தூய ஆவியாரின் வருகையின் நாள் கோஸ்தே பெருவிழா என்று சொல்லுவோம் இயேசு உயிர் தெழுந்து ஐம்பது நாட்கள் இவ்வுலகிலே அவர் தன் நண்பர்களை சகோதரர்களை சந்தித்து தேற்றி வந்து விண்ணகம் சென்ற பிறகு பத்தாம் நாள் அப்போ சிலர்களுக்கு உறுதி ஊட்டுவதற்காக துணையாளரை அனுப்புவேன் என்று சொன்ன அற்புதமான நாள் அவர் வருவார் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார் என்று சொன்னார் ஆகவே விண்ணேற்றம் அடைந்த பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்போ சிலர்கள் ஒன்றாய் கூடி ஜெபிக்க சொன்னார் அன்னை மரியாளோடு சேர்ந்து அப்போ சிலர்கள் அந்த பத்து நாளும் ஜபத்தில் ஈடுபட்டார்கள் அந்த ஜப அனுபவம் தான் அவர்களை தூய ஆவியாரை தங்களுக்குள் வருவதற்கு அழைப்பு கொடுப்பதாக இருந்தது என்ன ஜபம் சொல்லியிருப்பாங்க இப்ப நாம கேட்கிறோம் இல்லையா இந்த கரிஸ்மேட்டிக் ப்ரேயர் அந்த மாதிரியான இப்போ ஜபங்கள் அல்ல மாறாக இயேசு கற்பித்து கொடுத்த ஜபம் தந்தையை நோக்கி இவ்வாறு ஜபிக்க வேண்டும் தந்தையிடத்தில் என்ன பேச வேண்டும் என்ன கேட்க வேண்டும் என்பதை அந்த பத்து பன்னிரெண்டு வரிகளிலே சொல்லிக் கொடுத்தார் அந்த ஜபத்தை தான் அவர்கள் வாஞ்சையோடு ஒன்று கூடி ஒரே மனதாய் கூடி நின்று ஜபித்தார்கள் அந்த ஜபத்தின் வல்லமையில் அந்த தியானத்தில் அவர்கள் முழுமையாக பெற்ற அனுபவங்களை எல்லாவற்றிலும் தங்களை ஒன் ஒருமனதாக்கி ஜபித்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் வானம் திறக்கப்பட்டு அவர்கள் மீது தீ வடிவாக பிளவுபட்ட நாவை போன்று அவர்கள் மீது இறங்கியதாக சாட்சியம் சொல்லப்பட்டது இதை அவர்களே கண்டார்கள் உணர்ந்தார்கள் அதற்கான சாட்சியம் என்று சொன்ன என்ன சொன்னால் அப்போ சில அதுவரையிலும் அவர்கள் வெளியே சென்று எதையும் போதிக்கவில்லை பயந்திருந்தார்கள் சொன்னோம் இல்லையா விவரத்தில் வாசிக்கிறோம் பயந்திருந்தார்கள் அஞ்சினார்கள் இயேசு தேற்றினார் தூயாவியானவரை பெற்ற பிறகு அவள் வெளியே சென்றார்கள் அங்கே அன்று வந்திருந்த எல்லாருக்குமே அவள் தங்கள் மொழிகளிலே இவர்கள் பேசியதை கேட்டார்கள் அதுதான் குலோசால் ஆலியா பல மொழிகளில் பேசும் வரம் சொல்றாங்க இல்லையா அது புரிய புரியக்கூடிய அளவுக்கு இருந்தது அவர்கள் அப்போ சிலர்கள் தங்களுடைய மொழியில் தான் பேசினார்கள் தூய ஆவியானவர் கேட்டவர்கள் அனைவரும் அவர்கள் தங்களுடைய மொழிகளில் கேட்டு பிரமித்த பிரமித்தார்கள் வியந்தார்கள் வியப்படைந்தார்கள் புரிந்தது எல்லாருக்கும் அதை தெரிந்தவர்கள் கேட்டவர்கள் நம்பினவர்கள் திருமணக்கு பெற்றார்கள் அப்போ சில சொன்னாங்க நீங்க பயப்பட போறதில்லை நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் அறிந்ததையும் அவரோடு இருந்து அனுபவித்ததையும் நாங்கள் இனி அறிவிக்காமல் இருக்க முடியாது காரணம் எங்களுக்குள் தூய ஆவியானவர் நிரம்பி இருக்கிறார் அவர் அனைத்தையும் கற்பித்திருக்கிறார் அனைத்தையும் பேசுவதற்கு எங்களுக்கு துணையாக இருக்கிறார் அவர்களுக்குரிய சகோதர சகோதரிகளை நருமையான நாளிலே இந்த அனுபவத்தை நாம் உணர வேண்டும் நாமும் தூய ஆவியாரால் நிரப்பப்பட்டிருக்கிறோம் திருமுழுக்கின் வழியாக அருட்சாதனங்கள் வழியாக நாம் நிரப்பப்பட்டிருக்கிறோம் அந்த ஆவிதான் நமக்கு அனைத்தையும் கற்றுத்தருகிறார் நாம் நம்பியதை நாம் அறிந்ததை நாம் கேட்டதை வாழ்வதற்கும் அதை அறிவிப்பதற்கும் நமக்கு வல்லமை தருகிறார் பேதுரு தனது அனுபவத்திலே அப்போ சில நடவடிக்கைகளை பார்க்கிறோம் அவர்கள் துணிவோடு எருசலேம் தேவாலயத்தில் செல்கிறார் அதுவரையில் அஞ்சினார்கள் சென்று போகும்போது அங்கே வாயிலில் அமர்ந்திருந்த ஒரு நோயாளி அவர்கிட்ட கா யாசிக்கிறார்கள் அவர் சொல்ல என்கிட்ட பொண்ணோ வெள்ளியோ கிடையாது ஆனால் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் நான் உங்களுக்கு ஒன்று செய்ய முடியும் எழுந்து நட நடந்தார்கள் என்ன அற்புதம் பாருங்க அவர்கள் அதை அப்படியே அனுபவித்தார்கள் அதற்காக அவர்கள் துன்பம் படவும் அவர்கள் தயாராக இருந்தார்கள் சிறையில் அடைக்கப்பட்டு துன்பப்படுத்த துன்புறுத்தப்படவும் கையளித்தார்கள் ஆக அவர்கள் சாதாரணமாக இந்த உண்மையை இந்த நம்பிக்கையை அறிவிக்கவில்லை அவர்கள் துன்பப்பட்டு வேதனைப்பட்டு அனுபவித்து அவர்கள் தங்களை முழுமையாக இழந்துதான் இயேசுவை அனுபவித்த இயேசுவை அவர் பேசிய வார்த்தைகளை அவர் செய்த அற்புதங்களை அவர் தங்களுக்கு காட்டிய அந்த லட்சிய பாதையை நமக்கு கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார் என்ன முழுமையாக அந்த தூய ஆவியனை பெற்றிருந்தார் ஏழு வரங்கள் கனிகள் எல்லாவற்றையும் நிறைய பெற்றிருந்ததால் அவர்கள் கடந்து சென்று எல்லாருக்கும் போதித்தார்கள் வாழ்ந்தார்கள் அனுபவித்தார்கள் சொல்ல முடியும் ஆகவேதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை அவர் பெற்று அவர்கள் பெற்றுக் கொடுத்த அல்லது அவர்கள் உருவாக்கிய இந்த புதிய ஒரு மார்க்கத்தை புதிய சமுதாயத்தை நாம் காப்பாற்ற வேண்டும் அவர்களை உத்வேகத்தோடு வாழணும் ஏசு கற்பித்து கொடுத்த அந்த லட்சியத்தை வாழணும் ஏசு நமக்கு போதித்த அந்த லட்சியத்தை நம்ம வாழணும் அன்பு செய்யப்படணும் மன்னிக்கப்படணும் ஒற்றுமையாய் வாழணும் ஒருமித்து வாழணும் பகிர்ந்துண்டு வாழணும் பிரிவில்லாமல் வாழணும் பிரிவினை இல்லாமல் வாழணும் பாகுபாடு இல்லாமல் வாழணும் இவைகள் தான் தூய ஆவியானவருடைய அற்புதங்கள் செயல்பாடுகள் ஆக இந்த அற்புத நாளிலே திருச்சபை பிறந்த நாளிலே திருச்சபை உருவான நாளிலே நாம் அனைவரும் மீண்டும் ஒரு முறை நம்முடைய விசுவாசத்தை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் அனுபவித்து வாழணும் இயேசுவை வாழணும் இயேசுவை நாம் சுவைத்து வாழணும் அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாம் அறிந்து வாழணும் அதற்கான வாய்ப்புகள் நிறைய தரப்படுகிறது நம்மிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த லட்சியத்தை நாம் வாழ்வோம் அதை ஏற்று நடப்போம் ஆவிகளை முழுமையாக பெற்றுள்ளாய் நாம் நம்முடைய அந்த அபிஷேகத்தை உணர்ந்து வாழ்ந்து பிறருக்கும் அறிவிப்போம் இன்னும் எத்தனையோ காலங்களுக்கு இந்த உண்மை வாழப்படணும் இந்த சமுதாயம் வாழப்படணும் இந்த புதிய மார்க்கம் செலுத்தப்பட வேண்டும் சாட்சியத்தோடு அறிவிக்கப்பட வேண்டும் ஆகவே இதற்கு நீங்கள் நானும் தான் சாட்சிகள் அப்போ சிலர் இருந்தார்கள் அவர் எழுதி வைத்து போனார்கள் அவர் அனுபவித்தை சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அதைத்தான் இன்னைக்கு வரைக்கும் நாம் படிச்சுட்டு இருக்கிறோம் அனுபவிச்சுட்டு இருக்கோம் நாம் அனுபவித்ததை நாமும் எழுதி வைக்க வேண்டும் நாமும் அறிவிக்க வேண்டும் நானும் சென்று என்னுடைய வாழ்க்கையிலே நான் பெற்ற அனுபவத்தை இயேசுவின் மீது கொண்ட வாஞ்சையை அவியின் ஆவி அபிஷேகத்தின் வழியாக நான் பிறருக்கு வாழ்ந்து காட்டணும் இயேசுவின் லட்சியத்தை நான் சொல்லணும் இயேசுவின் லட்சியத்தை வாழணும் இயேசுவின் லட்சியத்திற்காய் நான் என்னையை இழக்க வேண்டும் ஆக அன்புக்குரிய சகோதரி சகோதரியின் அற்புத நாளிலே இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார் வாரும் தூய ஆவியை என்ற அந்த அழைப்பை நாம் கொடுப்போம் ஒருமித்து ஜெபிப்போம் அந்த விண்ணகத்தில் இருக்க தந்தையே உமது பெயர் தூயது என போற்றப்படுக என்ற அந்த வல்லமையுள்ள ஜபத்தை ஜெபிப்போம் நம் நம்மிலும் தூய ஆவினார் இறங்கி வருவார் நமக்கும் அனைத்தையும் கற்றுத் தருவார் நாமும் அதை ஆண்டுடைய அனுபவத்தை அப்போ சிலரைப் போல துணிவோடு எடுத்துச் சொல்ல முடியும் துணிவோடு வாழ முடியும் கண்களை மூடி ஜெபிப்போம் கண்களை மூடி ஜெபிப்போம் தாவியானவர் இதோ இந்த நாளிலே எந்த கோஸ்திய நாளிலே அப்போ சில பேரிலும் அன்னை மரியாள் மேரி பேரிலும் இறங்கி வந்ததைப் போல ஆண்டோர் எங்கள் மீதும் ஊதட்டும் அந்த ஆவியானவர் எங்கள் மீதும் பொழியப்படட்டும் வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ உம் வல்லமையா என்னை நீரைத்து நீராளுகை செய்யும் அன்பு தந்தையரை அப்போஸ்தலர்களை அபிஷேகம் செய்தது போல அப்போஸ்தலர் மீது ஊதி ஆவியை அபிஷேகம் செய்தது போல அவர்களுக்கு துணையா அனுப்பியது போல எங்களுக்கும் அனுப்பும் ஆண்டவரை நாங்களுமே பயந்து போயிருக்கிறோம் திகைத்து போயிருக்கிறோம் சொல்ல முடியாமல் தவிக்கிறோம் வாழ முடியாமல் வாழ தெரியாமல் தெரிந்தும் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரை தூய ஆவியானவர் ஞானத்தின் வழியாக கற்றுத்தரட்டும் நாங்களும் அந்த அற்புத வழியை லட்சியத்தை வாழணும் உமது லட்சியத்தை நாங்கள் வாழணும் பிறரும் வாழ்வதற்காக நாங்கள் தூண்டப்பட வேண்டும் ஆகவே அன்புக்குரிய ஆண்டவரை எங்கள் வல்லமை வல்லமை உள்ள தேவனை தூய ஆவியானவர் அபிஷேகத்தை நாங்கள் உணர்ந்து வாழ எங்களில் பொழியப்பட்டிருந்த ஆவியானவர் எங்களில் செயலாற்ற நாங்கள் அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து அன்னை மரியாதை போல அருள் நிறைந்தவர்களாக நாங்களும் வாழ அவர் வாழ்ந்து அனுபவித்து அந்த வாழ்க்கையின் மூலமாக ஈடேற்று போல நாங்களும் வாழ்ந்து அனுபவித்து இடையற்ற பெற எங்கள் அருள் தருமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பார்த்து கொண்டாடுகிறோம் ஆமேன் ஆமேன் ஆமேன் ஹாப்பி ஃபீஸ்ட் எந்த கோஸ்த பெருவிழாவின் வாழ்த்துக்கள் எல்லாரும் சொல்லுங்க வாழுங்க திருச்சபை புதிய மார்க்கத்திலே பயணம் செய்யட்டும் ஆமேன்